Thank you. என் பேர் பாக்யராஜ் என் சொந்த ஊர் வந்து குற்றாலம் குற்றாலம் குடியிருப்பு நான் வந்து ஒரு ஒரு மூணு வருஷமாக மனநோய் மருத்துவமனை சா மருந்து சாப்பிட்டுருக்கேன் ஐயா வந்து இந்த மனநோய் இருக்கேன் அங்கேயும் எதுவுமே சரியாகலை ஐயா அந்த பகவத் ஐயா இது புரோக்ராம் மீட்டிங் வந்த பிறகு தான் மனம் தெளிவாகிடுச்சு என் மனம் தெளிவாகி மனசு அதை புரிஞ்சு அதை மாதிரி வந்து அகன் என்ன புறன் என்ன மனசுனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதை மாதிரி கடைப்பிடித்தேன் கடைப்பிடிச்சோன்னே இப்போ வந்து நம்ம மனசு தெளிவாக இருக்குது மனசு சந்தோஷமாக இருக்குது இப்போ நல்லா தூக்கம் வருது இப்போ தூங்கவே மாட்டேன் க அப்படியே தூக்கம் வராது அப்படியே க மைண்டு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே இப்போ அந்த ஓட்டமே இப்போ நின்று நின்றுச்சு புற செயல் மட்டும் கவனம் கவனம் செலுத்துங்க கவனம் எப்படி எப்படி பேட்ச் பண்ணுங்கள் தொழில் எப்படி கொண்டு வரணும் எப்படி அந்த அந்த டெக்னிக்கு திறமை கொண்டு வரணும் அதில் போங்க அகத்தை போகாதியா அப்படின்னுங்க மனசு சொன்னாங்க அதுக்கு இப்போ கடை கட கடைப்பிடிச்சிட்டு வரேன் இப்போ சே சேலம் இப்போ ப்ரோக்ராம் வந்து வந்திருக்கேன் இங்கேயும் நல்லா சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி க பாடம் பண்ணிட்டு வர வரேன் இது வந்து மனசு நல்லா இருக்குது ஐயா பகவதி ஐயா ஒரு இறைவனோட இறைவனோட ஐக்கிய உள்ள ஆள் தான் அவர் வந்து ஒரு ஞானி தான் அவர் அதை கேட்டு தான் வந்து இப்படி தான் ம ம மனிதன் வாழ்க்கை ஓடுது அப்படின்னு சிந்திச்சு இப்போ நல்ல வழி வந்து வந்துக்கிட்டு இருக்கேன்